மகேஸ்வரனுக்கு ஒரு நாள் மகேஸ்வரிக்கு ஒன்பது நாள் மகேஸ்வரியானவள் ஒம்பது நாளில் பைசாசுரனை வதம் பண்ணுறான் அந்த வதம் மாதிரி நம் வாழ்க்கையிலையும் இந்த கொரோனாவை வதம் பண்ணி நம்ம எல்லோரையும் அவள் காத்து வரணும் மகேஸ்வரிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் Thank you.